பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தை தம்முடைய பிரசனத்தினால தம்முடைய அபிஷேகத்தினால நினைத்திருக்கிறார் இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதுமாய் கடந்த நாட்களில் நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர் நீர் என்னை சுமந்து கொண்டீர் நீர் என்னை ஏந்தி கொண்டீர் நீர் என்னை தப்பு வைத்தீர் ஆண்டவரே எத்தனையோ நான் அறியாத ஆபத்துகள் என்னை சூழ இருந்தது ஆண்டவரே ஆனாலும் நீர் என்னை பாதுகாத்து கொண்டீர் நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் அந்த கால வேளையில் வேலை ஆராதிக்க போகிறோம் அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார் ஏன்னோ லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த ஆபத்துலேருந்து என்னை பாதுகாத்தார் இந்த உதவி செஞ்சார்னு சொல்லி நம்ம அறிந்த காரியங்களை நாம் வந்து யோசிக்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறது அறியாத அநேக ஆபத்துகள் ஹாலையிலூயா எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் அறியாமலே நம்மை கெடுக்க நம்மை நாசம் பண்ணி போக எத்தனையோ அந்த காரியங்கள் நம்மை அழித்து போடும்படியாக பிசாசு கொண்டு வந்தான் ஆனால் கர்த்தர் அதை நாம் அறியவே அறியாதபடிக்கே அவர் பாதுகாத்தார் காத்தார் இல்லையா எத்தனை நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம் நாம் ஆராதிக்கிறவர் நல்லவர் நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர் அவர் நமக்கு போதுமானவர் அப்பா நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே அப்பா there are so many things that were around me that came against me but still you protected me ஆண்டவரே நான் அறியாத ஆபத்துகள் நான் அறியாத தொல்லைகள் நான் அதை அறியாத சத்துருக்கள் அவர்கள் கையிலிருந்து நீர் என்னை பாதுகாத்தீர் என்னை போஷித்தீர் என்னை வழி நடத்தினீர் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா அந்த காலை வேளையில கூட உங்க சன்னிதானத்துல உங்க ஆலயத்துல வந்து அண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் நீர் நல்லவராய் இருந்தீரே எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களையும் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்களும் கூட இருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை உணர முடியும் தேவ ஆவியானவர் உங்க இங்க இருக்கிற ஸ்தலங்களிலே கிரியை செய்வாராக எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா நீர் போதுமானவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா ஹalleluya பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த புதிய நாளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களை சுமந்து வந்து நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் மூடி மறைத்து எல்லா நுகங்களையும் அறுத்து போட்டீர் ஆண்டவரே விடுதலையோடு கூட ஆராதிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஆண்டவரே give us the privilege to worship you with truth and spirit. Hallelujah. The word says, wherever the spirit of the Lord is, there is deliverance, there's freedom in the name of Jesus. Underwear in the Kale Velele Kuda, Yesu in Namathle, Underwear, Nangal Vidale Odukuda, Ara the Kumudia, Vandurukuro, Oh Yangal Yira the Angel Underwear, Apa, Vidale Apani, Piraga Underwear, May Ara the Kuda the Yella Tadagal, Yella Katigal, Yesu in the Kale Velele. அறுக்கப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவரே அப்பா ஒன்று சேர்ந்து உமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவரே விடுதலை ஆராதிக்கும் பொழுதே சுகம் ஆராதிக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆராதிக்கும் பொழுதே பதில் வரட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை தகப்பனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கட்டும் என் ஆண்டவர் பிரியப்படுகிற ஆராதனையா இருக்கட்டும் தூபமாய் நறுமணமாய் இருக்கட்டும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க உங்களுடைய நல்ல வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்களுடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும் உங்க வார்த்தை எங்களை ஆண்டவரே புதிதாக்கட்டும் பலப்படுத்தட்டும் சுவாமி எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் முழுமையாய் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இசப்பா ஆண்டவரே take control of father God ஆண்டவரே not a will a purpose Lord let your will let your perfect will be establish this morning of father God ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யுங்க நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இதற்காக பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுங்க நாங்கள் சிறுகட்டு ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகுவீராக ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமே நின்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது give thanks and to the Lord for he is good and is faithful லூயா கத்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா you have been so good to me ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராக இருந்தீர் என்னை வழி நடத்தினீர் என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே இந்த காலை வேளையில கூட நன்றியோடு உண்மை நான் பாடி உண்மை ஆராதிக்க போகிறேன் தகப்பனை போல ஒரு தாயை போல நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே என் பாதைகளில் எல்லாம் நீர் என்னை பாதுகாத்தீர் எத்தனை நாவுகள் இருந்தால் ஆண்டவரே உண்மை பாடி ஆண்டவரே உடைய புகழை நாங்கள் சொல்லி முடியாது ஆண்டவரே அவனுடைய கிருபைக்கு அது ஈழே ஆகாது காலை வேளையில எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் இல்லையா துக்கமுகமாக நம்ம இருக்கவே வேண்டாமே இது கர்த்தருடைய ஆலயம் ஏசப்பாவோட வீடு இல்லையா எல்லாம் நல்லா சந்தோஷமாய் கர்த்தரை ஆடி பாடி மகிழ்ந்து கரங்களை தட்டி ஆராதிப்போம் உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்று பாடி நாள்தோறும் போற்றுவே நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே வியாதியாக மாற்றி நீ பேரை சொல்லி என்னை அழைத்தி பெரிய ஜாதியாக மாற்றி நீ போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உங்குகள் சொல்லிடுவே போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உங்குகள் சொல்லிடுவே எல்லாரும் சேர்ந்து நன்றியோட உண்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் நன்றியோட உம்மை பாடி நீங்க பாடுறீங்களா ஆண்டவரை ஆராதிக்கலாம் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வை செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழவை செய்தீரே நடத்தி நீர் தாயை போல என்னை காத்தி தந்தையை போல என்னை நடத்தி நீர் எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் கீழாகுமா நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் நன்றியோடை உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் தாழ்வில் இருந்த என்னை தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழவை செய்திரே தாழ்வில் எழுந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழவை செய்திரே பலசாலியாக மாற்றி பலத்த என்னை என்று நீக்கி தைரியசாலியாக மாற்றி நீ பாதையில் பாதுகாத்தீரும் புகழ் பாடு செய்தி எப்படி நன்றி சொல்வே பாதையில் பாதுகாத்தீரும் புகழ் பாடு செய்தி எப்படி நன்றி சொல்வே நன்றியோடு உண்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் நன்றியோடை உமை பாடி நாள்தோறும் போற்றுவேன் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழவை செய்திரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்திரே நன்றியோட உம்மை பாடி அவர் நடத்தினார் அல்லையா மகிமைப்படுத்துவோம் தாழ்மையோட என்னை தூக்கினாரே ஹalleluya நாளோறும் போற்றுவே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி சொல்லி அழைத்தேன் சொல்லி என்னை அழைத்தி பெரிய ஜாதியாக மாற்றி நீ பேரை சொல்லி என்னை அழைத்தி பெரிய ஜாதியாக மாற்றி போஷித்து வழி நடத்தி பிள்ளைகள் பெருக செய்தி உன் புகழ் போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உன் புகழ் சொல்லிடுவேன் நான் துதியோடு உம்மை பாடி சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்கலாமா நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாயை போல தாயை போல காத்தீ தந்தையை போல என்னை நடத்தீ தாயை போல என்னை காத்தீ தந்தையை போல என்னை நடத்தீ எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் ஒன்றுமை கீடாகுமா எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் கீடாகுமா நன்றியோட உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே நன்றியோட உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே பயத்தை மாயற்ற எண்ணீர் என்று நீக்கி தைரியசாலியாக மாற்றி நீ பயத்தை எண்ணீர் என்று நீக்கி தைரியசாலியாக மாற்றி நீ மறுபடியுமாய் பயத்தை எண்ணீர் என்று நீக்கி தைரியசாலியாக மாற்றி நீ பயத்தை பயத்தை எண்ணீர் என்று நீ பாதையில் பாதுகாத்தீரும் புகழ் பாடு செய்தேன் எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் நன்றியோடு உண்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் நன்றியோடு உண்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் வாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தார் அல்லவா வாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி போற்றுகிறேன் துதியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே Give a hand of praise unto the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டு Father, you have been so good to us. ஒரு தாயை போல நடத்தினீர் தந்தை போல நடத்தினீர் உலக பிரகாரமான தாய் தகப்பன் மறந்தாலும் அவர் மறவாதவர் ஹாலலூயா வழிகளில் எல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார் இன்றைக்கு நாம இன்னைக்கு நின்று ஆராதித்து கொண்டிருக்கோம் என்றால் அது அவருடைய கிருவை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை அதனால தாவிது சொல்லுகிறார் தேவரீர் என் மேல் வைத்த கிருபை என் மேல் வைத்த தயவு மகா பெரியது அது எனக்கு எட்டாது அது எனக்கு புரியாது அநேக நேரங்களில் தாவிது சொல்றார் என்னை ஏன் ஆண்டவரே why did you not forsake me என்னை ஏன் இப்படி நேசிக்கிறீங்க தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டிங்களே ஆண்டவரே அநேகர் என்னை என்னை பெற்ற தாய் கூட என்னை பார்க்கல ஆனால் கருவில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை கண்டீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே எனக்கு தாய் தகப்பன் பேர் வைக்கிறதுக்கு முன்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தாலாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எனக்கு வேணா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் என்னை உண்டாக்கினவருக்கு அது சர்ப்ரைஸும் இல்லை ஷாக்கிங்கும் இல்லை has already gone there he has already been there அதனால் ஆண்டவர் நம்மை நடத்துவார் எந்த சூழ்நிலையானாலும் விசுவாசத்தை மட்டும் விட்டுருவே கூடாது ஆண்டவர் என்னை உருவாக்கினார் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் முடிவு பரியந்தம் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட கத்தரை தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தலாம் hallelujah praise a lot praise a lot hallelujah thank you Jesus praise a lot ஹலலூ எல்லாம் அப்படியே கண்களை மூடி கத்திரையா அப்படியே ஆராதிக்க ஆரம்பிக்கலாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹலலூயா ஹலலூயா தேவன் தம்மை மகிமைப்படுத்தும் இடத்தில் வாசம் செய்கிறார் தேவன் தம்மை மகிமைப்படுத்தும் இடத்தில் உலாவுகிற தேவனாய் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளணும் தேவன் நம் மத்தியில் கடந்து வரணும் அலலூயா மோசையோடு கார் மேகத்தில் அலலூயா தன்னை வெளிப்படுத்தின தேவன் மோசையோடு கார் மேகத்தில் தன்னை வெளிப்படுத்தின தேவன் இந்த காலை ஆராதனையில் அலலூயா தம்மை வெளிப்படுத்துவாராக எத்தனை பேர் அலலூயா அப்பா உண்மை நான் காண விரும்புகிறேன் லா Lord reveal your glory hallelujah ஆண்டவரே மோசைக்கு பாருங்கள் எவ்வளோ நம்மலாம் நிறைய காரியத்தை கேட்போம் மோசையோட என்ன பண்ணால் லார்ட் ரிவீல் யோர் க்ளோரி ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் காண விரும்புகிறேன் உங்கள் மகிமையை நான் காண விரும்புகிறேன் ஹலோ லூயா இந்த காலை வேலையில் கூட எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே I want see your glory Lord reveal your glory ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் காண வாஞ்சிக்கிறேன் அல்ல லூயா நம்முடைய இருதயம் இந்த ஆராதனையில் அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் உங்கள் மகிமையை நான் காண வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அல்லே லூயா எல்லாரும் கண்களை மூடி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா வாய்களை விரிவாய் திறந்து ஒரு ஸ்தோத்திர பலி ஆண்டுடைய சன்னிதானத்தில் அலலூயா அது தேவன் விரும்பும் பலி அலலூயா நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்கு ஒரு விரும்பும் ஒரு உன்னத ஸ்தோத்திர பலியை நம்ம ஏறெடுக்கணும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறானே இன்றைக்கும் அலலூயா வாய்களை விரிவாய் திறந்து கத்தரை ஸ்தோத்தரித்து அவர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு அலலூயா அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அலலூயா அவர் விரும்பும் அலலூயா அவர் நுகர்ந்தும் மகிழும் உன்னதமான ஒரு பலியை கத்துடைய சமூகத்தில் அலலூய அலலூய நம்ம ஆராதனை அதாவது அந்த நாட்களில் நிறைய சிம்பாலிக்காக பண்ணாங்க அசைவாட்டும் பலி அப்படின்னு நிறைய காரியம் சிம்பாலிக்காக இருந்தது இப்போ எல்லாமே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் எல்லாமே ஹலலூயா இருதயத்திற்கும் ஸ்பிரிட்டுக்கும் மாற்றிட்டார் hallelujah heart and the spirit hallelujah it's all hallelujah with heart and the spirit இருதயமும் ஆவியும் இருதயமும் ஆவியும் தான் ஹலலூயா இன்னைக்கு ஒரு அசைவாட்டும் ஒரு பலி ஆமையின் அலலுயா நம்ம துதி ஆராதனை அலலுயா ஆணுடைய சமூகத்தில் அசைவாட்டும் பலியை போல ஒரு அசைவாட்டும் பலியை போல அலலுயா நன்றி ஆண்டவரே அப்படியே ஒரு புகை எழும்பணும் அலலுயா ஆராதனையின் புகை எழும்புனா மகிமையின் மேகம் இறங்கும் ஆமையின் அலலு உங்களுக்கு தெரியுமா ஆராதனையின் புகை எழும்புனா மகிமையின் மேகம் கடந்து வரும் ஆமையின் அலலூயா ஹலலூயா எத்தனை பேர் அலலூய மகிமையின் மேகத்தை காண வாஞ்சிக்கிறீர்கள் அலலூயா உங்க ஆராதனையின் புகை தேவ சன்னிதானத்திற்கு முன்பாக எழுப்பினால் ஒரு மகிமையின் மேகம் நம் மத்தியில் கடந்து வரும் alleluia it will answer all your questions alleluia it will clear every case of your life அந்த மகிமையின் மேகம் கோணலானவைகளை செவ்வையாக்கும் மேகம் அலலூயா அது விடுவிக்கும் மேகம் அது சுகம் தரும் மேகம் அது பேசும் மேகம் அது தீர்வுகளை கொடுக்கும் மேகம் yes yes yes yes yes oh God wants to give you solutions this morning God wants to give you solutions this morning. God wants to answer to your questions this morning. Hallelujah. ஆராதிப்போம் அவரை Hallelujah. பரிசுத்த நாமத்தை உயர்த்தி உயர்த்தி துதிக்கிறோமப்பா அப்பா நீங்க தான் பதில் கொடுக்க முடியும் நீங்க தான் பதில் சொல்ல முடியும் ஆண்டவரே இதற்கு பதில் இல்லை இதற்கு வழி இல்லை நீரே வழி எத்தனை பேர் சொல்றீங்க Lord you are the way you are the answer for the கா யூ ஆர் மை சொல்யூஷன் நன்றி உமை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறோ சீசஸ் நீர் எழுந்தருளுவீராக நீர் எழுந்தருளுவீராக ஓ க்ளோ தேங்க்யூ ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம் அலலூயா ஒன்று சேர்ந்து ஏகோபித்து கத்திர ஆராதிக்கணும் அலலூயா ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆமை நலலூயா அவருடைய சன்னிதானத்தில் அலலுயா மகிழ்ச்சி உண்டு அவருடைய சன்னிதானத்தில் பேரானந்தம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது நலலூயா இந்த காலை வேலையிலும் கூட தாவியால் நிரப்பப்பட்டவர்களாய் கத்தரை ஆராதிக்க போகிறோம் ஆவியில் நிரம்பி பாடல் பாட alleluia I want see the cloud of glory experience this morning உங்களுக்கு அந்த வாஞ்ச ஆசை இருக்குதா I want see the cloud of glory experience என் ஆராதனையின் புகை மகிமையின் மேகத்தை வரவழைக்கும் ஒரு உன்னத அனுபவத்தை இந்த ஆராதனையில் நான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்த வண்ணமாக ஹலலூயா திரும்பி செல்ல மாட்டீங்க you will not be the same hallelujah அவனும் சேலஞ்ச் யூ அந்த மகிமையின் மேகத்தை பெற்றா ஹலலூயா இதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை இதுவும் ஒரு சண்டே சர்வீஸ் இல்லை hallelujah you will not be the same and you'll never be the same hallelujah thank you Jesus உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள நாமத்தை அலலூயா நான் சில வேலைகளை ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சின்ன அறையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாருங்களேன் அது வந்து பாருங்களேன் நம்ம அந்த சின்ன அறையில் நிறையா காரியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் அந்த ரங்கம் அது பாருங்கள் நோ ஒன் நோஸ் அல்ல வாட் வி ஆர் டூயிங் ஆனால் அதில் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஜீவனுள்ள தேவனின் நாமத்தை நமஸ்கரித்து அவருடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை கத்தர் ஏற்படுத்த சுற்றுப்புறத்தை கத்தர் அசைக்கிறார் ஐ மீன் அந்த குட்டி ரூமில் living God alleluia the powerful name of the Lord alleluia ஜீவனுள்ள நாமத்தை வல்லமையுள்ள நாமத்தை நமஸ்கரிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது எப்படி கத்தர் அலலூயா அதை வெளிப்படுத்த விரும்பி சுற்றுப்புறம் அசையும் ஆமேன் அலலூயா பட்டணம் அசையும் ஆமேன் அலலூயா ஒரு குட்டி அறையில் பட்டணங்களை அசைத்த வல்லமை உண்டு அலலூயா ராஜாக்களை கொண்டு வந்த வல்லமை உண்டு நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அலலூயா ஒரு குட்டி அறையில் என்ன வித்தியாசம் ஜீவனுள்ள உன்னத நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான் வித்தியாசம் அல்லையா அந்த அறையில் நான் செய்த ஜபமும் ஆராதனையும் ஒரு பெரிய அசைவை ஏன் உண்டு பண்ணினது ஒரு பெரிய எழுப்புதலை ஏன் கொண்டு வந்தது அது ஜீவனுள்ள உன்னத நாமம் அலலூயா இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து கத்துடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம் அலலூயா உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நல்லா சந்தோஷமாக நல்லா கையை தட்டி அலலூயா ஆனுடைய பிரசனத்தில் அவரை பாட கத்தை நமக்கு உதவி செய்வார் alleluia praise Amen. Thank you, Lord. Jesus. Jesus name. அப்பா அவங்க நாமத்தை we exalt your name. Oh glory. உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் இயேசுராஜனை உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் இயேசுராஜனை மறுபடியும் உயர்த்துவோம் நாம் இயேசுராஜனை எந்த கோட்டையே எல்லாம் கையை தட்டி தெரியாதவர்கள் பாடலை கற்றுக்கொண்டு உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள நாமம் அலலூயா இன்றைக்கும் வல்லமையாய் வெளிப்பட அலலூயா எல்லாம் நல்ல சந்தோஷமா oh glory we exalt you Lord let your name be in our எங்க துதியில உங்க நாம உயரட்டுமப்பா உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் யசுராஜனை சொல்லுமா உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் யசுராஜனை தேவனினா வாழும் வேளையில் நிழலில் தங்குவேன் பிரைஸ் பீச் ஓ க்ளோரி தேவன் நம்மை நிரப்பச்சுமே ஆராதிக்க ஆராதிக்க ஒரு ஆவியின் அசைவாடுதல் ஹalleluya நன்றி be glorified lord in our worship thank you jesus உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் இசுராஜனை சொல்லுமா உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் மறுபடியும் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் தங்குகிறோம் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் கண்மலை நீரே எங்கள் அடைக்கலம் Lord, you are my all in all. Jesus, oh, we worship you. நல்ல கையை தட்டி ஆமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி மறுபடியும் எல்லாரும் உயர்த்துவோம் يقوم ويكتبهم மகிமைப்படுத்துகிறோம் ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ you, உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் உயர்த்துவோம் இயேசுராஜனை உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் மறுபடியும் அப்படி சொல்லலாமா உயர்த்துவோம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் ஜீவனுள்ள உன்னத நாமம் உயர்த்துவோம் நாம் உயர்த்துவோம் இயேசுராஜனை தேவனின் நாமம் எந்தன் கோட்டை ஆமென் ஹalleluya கர்த்தனே ஏகவாயிரே ஏகவாயிரே ஏகவாயிரே ஏகவா எல்லாரும் எல்லாரும் ஆராதிப்போம் ஏகவா ஏகவா மகிமைப்படுத்தி எங்கள் ஏகோவாயிர் நீ நாமத்தை உயர்த்தி ஏகோவாயிரே ஏகோவா சொல்வீங்களா அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வழக்கரம் என்னை உயர் அசையாமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்தே Jehovah. ರೆಗವಾ பாடி ஆராதிப்போமே அலலுயா நம் எகோவா ஈரவர் அலலுயா என் தேவனாம் கத்தர் என் தேவைகளை பார்த்து கொள்பவர் அல்லவா சொல்வோமா எகோவா அலலுயா எல்லாம் கண்ணை மூடி எகோவா என் கண் அலலுயா வானத்திற்கு அண்ணாந்து இருக்கும் அலலுயா அலலுயா என் கைகள் அலலுயா பரத்திற்கு நேராய் நோக்கி இருக்கும் இந்த கை வேற எங்கேயும் நீட்டாது பரத்திற்கு நேரா நீட்டும் என் கண்கள் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தை மட்டும் பார்க்கும் என் எகோவா ஈர் அங்கு உண்டு சொல்லும் எகோவா எகோவா எகோவா Yehovah, Yehovah. துரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் சொல்ல முடியுமா நிச்சயமா ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எங்கும் one more time we declare ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்றும் தீங்கும் தீங்காது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இயேசு பாசமாய் பாவத்தை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்று தீங்கும் தீங்கா சொல்வீங்களா ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் நீங்க சொல்ல சொல்ல ஹalleluya oh you are you are gaining victory you are claiming victory you are claiming your inheritance hallelujah சொல்லுங்க இரத்தத்தின் வல்லமை அப்படிப்பட்டது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அப்படிப்பட்டது சொல்லுங்க சொல்லுங்க இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்த நாமத்தை நீ பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் ஒன் மோர் டைம் எல்லாம் ஏகோபித்து பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்த நாமத்தை ஒன் மாட்டமிகோ நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தச்சு ஒன் மோர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜ் பரிசுத்தர் இந்த வானம் பூமியில் யாவும் ஒன் மோர் நீ ஏன்னா பரலோகம் ஃபுல்லா இப்படி தான் வர்ஷிப் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அலலூயா அது ரிப்பீட் மோட்ல இருந்துகிட்டே இருக்கும் அலலூயா தூதர்களுடைய ரிப்பீட் மோடு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓ oh, can we repeat it one more time நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமே இந்த வானம் பூமி இல்லை எல்லாம் கடைசியா ஹalleluya பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே Hallelujah. Praise the Lord. Glory to the King of Kings. ஓ oh, மகிமை மகத்துவம் ஹலலுயா மாட்சிமை கணம் புகழ்ச்சி ஹலலுயா கீர்த்தி அவருக்கே உரியது அவருக்கே உண்டாவதாக blessed be the name of the lord blessed be the name of the lord blessed be the name of the lord ஹalleluya நன்றி ஆண்டவரே தேவ சமுதான சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் அலையலூயா நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அலையலூயா நல்ல ஒர்ஷிப்போட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அலையலூயா நன்றி சொல்வது ஆராதிப்பது ஆர்ப்பரிப்பது அலலுயா that is a part of a worship அலலுயா அந்த வர்ஷிப் அலலுயா அடுத்த நிலை என்பது வாயிலேருந்து வார்த்தையே வராது ஏன்னா தேவ பிரசனம் அப்படி நம்மளை அலலுயா ஆமே தேவ பிரசனம் அலலுயா அப்படி நம்மளை நிரப்போம் அவருடைய அன்பு நம்மளை அப்படி நெருக்கும் கண்லேருந்து தண்ணி வேணால் வரும் வாயிலேருந்து வேர்ட்ஸே வராது that is also a powerful வர்ஷிப்புங்க அது ஒரு வல்லமையான ஆராதனை பாருங்கள் ஆமே இந்த நேரத்தில் கூட அப்படி எல்லாம் கத்துடைய பிரசனத்தில் ஆண்டவரே கண்களை மூடி அப்பா ஆண்டவரே நான் நானாகவே நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ நான் நானாக வந்திருக்கேன் எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க எனக்குன்னு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ப்ரெசன்ஸ்க்கு வர்றதுக்கு உங்கள் ப்ரெசன்ஸ்க்கு வர்றதுக்கு நான் ஒரு பிரதான ஆசாரியெல்லாம் கிடையாது ஆண்டவர் நான் நானாக வந்திருக்கிறேன் நான் நானாக வந்திருக்கிறேன்ப்பா இந்த ஜீவ நதி இந்த இயேசு என்னும் ஜீவநதி தூய ஆவி என்னும் ஜீவநதி நம்மை நிரப்பட்டும் நம்மை நினைக்கட்டும் நம்மை அபிஷேகிக்கட்டும் கனி தரும்படியா அலலூயா இந்த ஜீவ நதி போகிற இடத்துல அலலூயா செழிப்பு அலலூயா தன் காலத்தில் கனியை தரும் ஒரு அனுபவம் இலையுதராது இருக்கிற மரத்தின் அனுபவம் அலலூ அவனுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்தப்பா இந்த ஜீவனது என்னுள் பாய்ந்து செல்லட்டுமே ஆண்டவரே ஒரு கணிதரும் ஆண்டவரே வற்றாத ஆண்டவரே நதியாய் வாங்க ஆண்டவரே நான் எவர் கிரீனாக இருக்கணும்னு சொல்லுங்க ஆமே நலலு ஆண்டவரே தேங்க்யூ சீஸ் இலைகள் உதிராத மரத்தை போல் இருப்பேனாக நான் இலைகள் உதிராத மரத்தை போல் இருப்பேனாக தேங்க்யூ சீசஸ் வற்றாத நதியாயிருப்பார் போகையிலும் வருகையிலும் ஜெயமாய் முழங்கிடுவார் நீ போகையிலும் வரு நடத்தும் அப்படியே கற்றுக்கொண்டு துதித்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் இன்னொரு முறை கண்ணை மூடி கையை உயர்த்தி துதித்திடுவே துதித்திடுவேன் மகள் தீடுவே எக்காலத்தும் சொல்வமா துதித்திடுவேன் மகள் தீடுவே துதித்திடுவேன் துதித்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் எக்காலத்தும் துதிப்பே எல்லாரும் துதிப்பேன் துதித்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் எக்காலத்தும் துதிப்பேன் அலலுயா victoria. எல்லாம் கடைசியா சொல்லலாமா துடித்திடுவே மகிழ்ந்திடுவே எக்காலமும் துடிப்பே எக்காலமும் ஆண்டவரே உங்க துதி என் நாவில் இருக்கும் ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர பலி என் நாவில் இருக்கும் தேங்க்யூ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை நிற்க செய்வார்னு சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்களேன் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க என்னை நிற்க செய்வார் என்னை நடக்க செய்வார் என்னை நிலைக்க செய்வார் ஆமீன் என்னை நிற்க செய்வார் என்னை நடக்க செய்வார் என்னை நிலக்க செய்வார் என்னை ஜெயிக்கவும் செய்வார் ஆமீன் அலல்லு praise the lord praise the lord praise the lord you will be victorious in the name of Jesus ஆமே நன்றி ஆண்டவரே மகிஷ்டம் அப்பா சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் லட்சகரமாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் லெட் பி இந்த பிரசன்ஸ் அது யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் பிரைஸ் த லார்ட் லூயா இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்தர் நல்லவர் லூயா கத்தர் நல்லவர் இன்றைக்கும் கூட தேவ பிரசனத்தில் அலலூயா கத்தை நம்மை வரும்படி கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் வேகமாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு நேராக நம்ம செல்லலாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நேராக நம்ம போகலாம் நமக்கு ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வரீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் அநேகர் வருகிறதற்காக கத்தருக்கு அலலுயா நன்றி சொல்லுகிறேன் இன்னும் வராதவர்களும் கூட எஞ்சி இருக்கிற நாட்கள் கலந்து கொள்ளுங்கள் lot of lot of testimonies நாற்பது நாள் முடிவதற்கு முன்பாகவே அநேக அநேக டெஸ்டிமனிஸ் நேற்று கூட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஹீலிங் அப்படி ஒரு டெஸ்டிமனி அதுக்கு முந்தின நேற்று நேற்றே தான் நேற்றே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் டெஸ்டிமனி டைமில் செகண்ட் டேவே அவங்க எழுதின ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு இன்னொரு டெஸ்டிமனி நிறையா டெஸ்டிமனிஸ் ஆர் தேர் நிறைய பேர் வெளியிலிருந்தும் கலந்து கொள்கிறார்கள் அங்கேருந்தும் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க ஸோ ஆண்டவர் கிரியை செய்கிறார் தேவ நாம மகிமைப்படட்டும் நாளை அதை பயன்படுத்தி கொள்வோம் ஜபம் உள்ளது ஸோ இந்த ஜபத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் நமக்கு கிருபை தருவராக இன்றைக்கி மாத்திரம் இந்த ஜபம் இருக்காது நாளையிலேருந்து eleven to twelve eleven to twelve every Monday to Saturday Tuesday ah Tuesday மட்டும் லெவன் டு டுவெல் இருக்காது ஏன்னா நமக்கு பைபிள் ஸ்டடி சர்ச்சில் இருக்குது அன்றைக்கி லாஸ்ட் வீக் வந்தவங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மிட் வீக்கில் if you come to church and go அது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சண்டே நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஆனால் அந்த மிட் வீக்கில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆண்டவரை துதித்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது அது ஒரு ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸாக பர்சனலாக நான் தான் சொன்னேன் நான் முதல் நாளே நான் பாலின்ட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப இதென்னமோ Tuesday Bible study I like it எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அது ரொம்ப அப்படின்னு போன முறை வந்தவர்களும் சொன்னார்கள் இது உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களை எப்படியாச்சும் என்கரேஜ் பண்ணி வர சொல்கிறார் பாஸ் கட்டாயமாக வர சொல்கிறேன் ஆனால் வர சொல்கிறதுக்காக சொல்லலை அது அனுபவம் that is the experience please come please come Tuesday every Tuesday seven thirty ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவன் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு பைபிள் ஸ்டடி நடக்கும் அன்றைக்கு இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரும் போயிட்டே இருக்கிறதுனால இந்த நாற்பது நாட்களின் ஜபத்தையும் கூட அதோடு கூட சேர்த்து அதோடு கூட சேர்த்து நாம் செய்ய கத்தர் உதவி செய்திருக்கிறார் எல்லாரும் உங்களை ஜப குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் எழுதி நீங்கள் ஜபிக்கும்படியாக நான் கேட்குறேன் கத்தர் நீங்கள் சொல்கிற எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அனு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா VBS VBS dates VBS dates announce பண்ணிடுறேன் ஏன்னா நீங்கள் லீவ்லாம் போட்டுக்கோங்க நம்ம டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் உங்கள் நேம்ஸை கொடுக்க ஆரம்பிச்சுருங்க so will be going to have the அந்த மீட்டிங் ப்ரிலிமினரி மீட்டிங் நமக்கு we are going to schedule that நமக்கு தேர்ட்லேருந்து எயித்து நான் சனிக்கிழமையும் சேர்த்து சொல்கிறேன் அது அதில் சேஞ்ச் ஏற்படலாம் த்ரீ டு செவன் தான் யூஸ்வலாக நான் எயிட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மூன்றிலிருந்து ஏழாம் தேதி தான் நம்மளை actual scheduled but make it as three to eight this time we will will confirm it this month மூன்றாம் ஜூலை மூணாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டாம் தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பிபிஎஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான் வருஷ வருஷம் சொல்கிற சேம் ரிப்பீட் மோடு தான் எல்லா ஊழியங்களை பார்க்கிலும் அதிகமாய் உழைக்க வேண்டியது கவனம் செலுத்துகிற ஒரு காரியம் விபிஎஸ் தான் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறோம் அதிலெல்லாம் இல்லாத ஒரு ஒர்க்கு கோஆர்டினேஷனு டைமு காசு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விபிஎஸ்சில் தான் ஜாஸ்தி இந்த விபிஎஸ்க்கு தான் ஏன்னா பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து அஞ்சு நாள் நடக்கும் தொடர்ந்து ஃபைவ் டேஸ் நடக்கணும் அதனால் நிறைய காரியம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு முதல்ல ஜபம் தேவை அப்புறம் நீங்கள் தேவை அப்புறம் லூயா அந்த நான் அந்த டைமை குறித்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பணும் மற்றவர்களுக்கு இதை சொல்லணும் ஒவ்வொரு முறையும் ஆண்டோட கிருபைனால் எங்களுடைய பிரச்சனையே ஃபீட்பேக்கில் வர பிரச்சனையே நிறையா பசங்க வந்துடுறாங்க எல்லோரும் ஜபம் அப்படி என்ன பண்ணுவாங்க பசங்க வரணும்னு இது வரைக்கும் நிறையா பசங்க வந்துடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் ஏன் அலோவ் பண்ணுறீங்க ஏன் மூணாவது நாள் கூட உள்ளே விடுறீங்க முதல் நாள் விட்டதோட நிறுத்தினோம் அப்போ தான் நாங்கள் செட்டில் ஆக முடியும் டீச்சர்ஸ் சொல்கிறது அதை நான் வந்து பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன் ஏன்னா இந்த ஊரில் பிள்ளைகளை வர வைப்பது என்பது எவ்வளோ கடினம் எவ்வளோ கடினம் ஸோ அதனால் இது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் செய்கிறார் லா செய்கிறார் லாஸ்ட் இயரும் அப்படி தான் இருந்துச்சு இந்த வருடமும் கத்துடைய கிருபைனால் அவர் அப்படி செய்வார் நான் அவரை விசுவாசிக்கிறேன் ஸோ அதனால் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள் விபிஎஸ்க்கு உங்களை கொள்ளுங்களேன் அந்த இந்த அஞ்சு நாட்கள் வந்து நீங்கள் கொடுக்குற நேரம் உங்களுக்கு ஒரு ஆணுடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஊழியமாக இருக்கும் அந்த ஊழியத்தின் பலனை கத்துற உங்களுக்கு கொடுப்பார் வி நீட் பீப்புள் நிறைய பேர் தேவை வாலண்டியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்தோம்னு நினச்சோம் போன தடவை இருந்தோம் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஆள் பத்தலையோன்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் இருந்தது ஸோ அதனால் இன்றை இன்றைக்கே நான் சொல்கிறேன் விபிஎஸ் மூணாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கும் கொஞ்சம் அதற்கு நேரம் ஒதுக்கி முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் அந்த டைமை கொடுங்க எனக்கு எனக்கு please text me we going to have the preliminary meeting next week நமக்கு அடுத்த வாரம் அதனுடைய ப்ரிலிமினரி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அதனால் அதனுடைய நம்ம டைட்டில் மற்ற எல்லா காரியத்தை குறித்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் க கட்டாயமாய் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இந்த டேட்ஸை அதுக்கு அது மாத்திரமல்ல நம்ம மவுண்டெயினை பற்றி பா பார்க்குறதுனால இந்த மவுண்டெயினோட மெசேஜ் அதானே மவுண்டெயின் உயர் ஸ்தலங்களில் நிறுத்தும் ஐயரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இந்த மவுண்டெயின் ஞாபகம் வந்ததுனால மலை ஜபம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க இந்த குளிர் டேஸில் கூட நான் சொன்னேன் ஆஃப்ரிக்கன் சர்ச்சில் க கண்டினியூஸாக பண்ணுறாங்க சில ஐரிஷ் சர்ச்லேயும் பண்ணுறாங்க என்னையும் அழைத்திருக்கிறார்கள் நான் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் எல்லாம் போகணும் அப்படி எனக்கு நிறைய இடம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே உள்ள ஐரிஷ் பாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே போங்க இங்கே போய் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த உயர் மலையில் ஜெபம் பண்ணுறது சிம்பாலிக்காக it is a powerful prayer மலையில் போய் ஜெபம் பண்ணுறது soon we are going to schedule a prayer அது வந்து அடுத்த சாட்டர்டே கூட வர சாட்டர்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டே கூட ஷெடியூல் பண்ணலாம் நெக்ஸ்ட் சாட்டர்டே கூட ஷெடியூல் பண்ணலாம் எல்லாம் என்ன பண்ணுங்க ஒரு கேம்ப் மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகலாம் நம்மளாம் ஆனால் ஜாம் பண்ண போகிறோம் <laughs> ஒரு சின்ன கேம்ப்பு ஆமாம் கேம்ப் மாதிரி அந்த பேக் வாங்கிட்டிங்கன்னா எல்லோரும் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஜபமும் ஜபமும் இல்லை ஜபம் பண்ணுவோம் அதுவும் இருக்கும் ஐ மீன் ஜபத்தை முதல்ல வைக்கிறேன் ஜபம் இருக்கும் அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருக்கும் அந்த அந்த அனுபவத்தை கற்று தருவாராக எல்லாம் போய் ஒரு சின்ன யோசிச்சு பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன கேம்ப் கேம்ப்பாக போட்டு ஒரு மலையில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லா சின்ன சின்ன கேம்ப் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரேயர் வைக்கணும்னு ஒரு இந்த இந்த மாதமே வைக்கணும்னு யோசிக்கிறேன் ஒரு வேலை முடியலன்னா அடுத்த மாதம் வச்சுருவோம் நெக்ஸ்ட் மந்த் வச்சுருவோம் ஸோ பை எ கேம்ப் அதுக்கு என்ன சொல்லுவாங்க என்ன பேகு டென்ட் டென்ட் ஆமாம் சுதீஷ் சுகன்யா அவங்க அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க ஸோ டென்ட் வாங்க டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ ஸோ வாங்கி நம்ம மலைகளுக்கு சென்று ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார் மலை இன்னும் இன்றைக்கி அதான் பேச போகிறேன் சார் மலை எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அது அடுத்தது என்னென்னா coming Saturday six o'clock இல்லை சிக்ஸ் தேர்ட்டின்னு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்கு சர்ச்சில் ஏதாவது ஒரு வகையில் என் கை இருக்குதுன்னா ப்ளீஸ் கம் அலலூயா நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மூணு மூணு மாதம் ஆயிடுச்சு மா ஜனவரி மாதமே பண்ணணும்னு ஆசை எனக்கு ஒரு டீம் சபைக்காக ஊழியம் செய்கிற ஒரு டீம் சபைக்காக எல்லாருக்கும் எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் தேர் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வாங்க சின்ன ஒரு காரியமாச்சும் என் கை சர்ச்சில் இருக்குன்னா கம் இந்த நேரத்தை நான் ஒரு ஒரு நல்ல நேரமாக பார்க்குறேன் இந்த எவ்ரி தேர்ட் சாட்டர்டே சபையில் இன்வால்வ் ஆகிற எல்லாரோடும் கூட ஜபிக்கவும் நேரம் செலவிடவும் விரும்புகிறேன் prayer and fellowship mean prayer and fellowship நீங்கள் கட்டாயமாக அதை நீங்கள் ஒதுக்கி கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் சர்ச்சோட மினிஸ்ட்ரிக்கும் நல்லாயிருக்கும் எவ்ரி தேர்ட் சாட்டர்டே சிக்ஸ் தேர்ட்டிக்கு நல்ல டைமாக இருக்கும் நல்ல நேரமாக இருக்கும் அந்த நேரம் ஐ கேன் சி தட் நல்ல பா விசுவாசத்தில் பார்க்க முடிகிறது அதில் ஆண்டவர் நிறைய பேர் எழுப்புவார் கத்தர் பயன்படுத்துவார் ஸோ அதனால் எல்லோரும் தேர்ட் சாட்டர்டே கட்டாயமாக ஆறரை மணிக்கு வந்துடுங்க சபையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன்னா தேர்ட் சாட்டர்டே ஃப்ரீ டைம் நீங்கள் பேசலாம் நம்ம ஜோம் பண்ணலாம் we all will have fellowship Naveen காசு கொடுத்தா ஃபுட்டு கூட சாப்பிட்லாம் ப்ரைஸ் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமாக எவ்ரி தேர்ட் சாட்டர்டே இனிமேல்ட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஊழியம் செய்கிறதுன்னு நீங்கள் என்னமோ பெரிய போயிட்டு பிரசங்கம் பண்ணுறது மாத்திரம் இல்லை இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து சின்ன காரியம் இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் கனமான ஊழியம் அது என்ன ஊழியமாக இருந்தாலும் please come on third Saturday six தேர்ட்டிக்கு ஆறரை மணிக்கு அந்த ஜபம் இருக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன் and special dates Kevin his celebrating his birthday where is Kevin Kevin thirteenth March நாளை தனது பிறந்த நாளை Kevin is celebrating may God bless you Kevin happy birthday கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Sudheesh is celebrating his birthday seventeenth March may God bless you Sudheesh கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you abundantly இப்பொழுது கூட ஐ வாண்ட் வெல்கம் லூயா ஒரு ஸ்பெஷல் வெல்கம் கொடுக்கணும் நான் sister Udaya Udayajothi Sarah Sharika please brother நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க இந்த வெல்கம் வந்து ஸ்பெஷல் வெல்கம் ஏன் சொல்லுங்க நீண்ட நாள் போராட்டத்திற்கு கத்தர் கொடுத்த பதில் அவன் நமக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும் நீங்கள் அவர்கிட்ட தனியாக போய் பேசுனீங்கன்னா அவர் ஒரு ஒன் ஹவராச்சும் பேசுவார் <laughs> ஏன்னா அந்த அளவுக்கு பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க அவங்க கடந்து ஏன் ஸ்பெஷல் வெல்கம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஆஃப்டர் தேர்ட்டீன் இயர்ஸ் பதிமூணு வருடத்திற்கு போ நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தன் குடும்பத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆமீன் இது கத்தருடைய செயல் ஆமீன் இது யாரும் செஞ்சுருக்க முடியாது கவர்மெண்ட்டோ இல்லை மனுஷங்களோ யாருமே செய்ய முடியாது ஆண்டவரே அந்த குடும்பத்தை லூயா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மனைவியோடும் பிள்ளைகளோடும் தான் வசிக்கிற தேசத்தில் வாழ்வது அது பெரிய பிளெஸ்ஸிங் அது பெரிய ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய அற்புதம் என்றே நான் பார்க்குறேன் மனதார நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் புதுவாழ்வு சபை சிஸ்டர் பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ஆரம்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த ஆரம்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் திஸ் பிகினிங் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸட் பிகினிங்காக கத்தர் மாற்றுவாராக மே காட் எஸ் may establish you in this land அது மாத்திரமில்ல ஐ வாண்ட் வெல்கம் சிஸ்டர் மீனும் கொஞ்சம் எழுந்து எழுந்து நிற்க முடியுமா new life church welcomes you மீனும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you abundantly அது மாத்திரமில்ல I want welcome Sheena praise the lord may God bless you அவங்க இந்த புதிய ஜானியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தர் இல்லையா நல்லவர் இப்போதும் என்று நம்ம காணிக்கைகளை தசம பாகங்களை நம்ம செலுத்த போகிறோம் என்பில் வேணுன்றவங்க பாலின் நான் அவங்ககிட்ட கேட்டு அந்த என்பில் வாங்கிக்கோங்க கத்தருடைய அளவு பாருங்கள் கத்தருக்கு கொடுக்கும்பொழுது உற்சாகமாக கொடுக்கணும் ஐ மீன் உற்சாகமாக இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறாரு அதனால தான் அந்த பில்டிங் ஃபண்டு கூட நான் சொன்னேன் பில்டிங் ஃபண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் அதை போட்டு முட்டி மோதி அப்படி ஒரு பிளான் போடுவோம் அப்படி ஒரு திட்டம் போடுவோம்லாம் போட்டுலாம் பண் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுறாங்க பண்ண விரும்பலை நான் பட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் செய்கிறவங்க அதை சந்தோஷமாக செய்கிறவங்க அதை செய்யும் ஏன்னா அதுதான் பிளெஸ்ஸிங் சந்தோஷமாக செஞ்சால் தான் அது ஆசீர்வாதம் கத்திருக்கென்று நம்ம கொடுக்கும் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஏன்னா டைம் போயிட்டுருக்கு பத்து மணி ஆகும் ஓகே இந்த கொடுக்கறதுல ஆண்டவருக்காக செய்கிறதுல இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஒரு மூவ் ஆச்சு அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஒருத்த நம்ம என்ன பண்ணுறோம் வேலையை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் எல்லாருக்கும் வேலை முக்கியம் ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி வந்துச்சு எனக்கு நம்ம சபையிலேருந்து சண்டே ஒர்க்கு அப்படின்னதுனால வேலையை விட்டாங்க ஒருத்தவங்க நானே கேட்டேன் ஏன் விட்டீங்க பரவாயில்ல ஒரு வாரம் விட்டு வருவாங்க வந்தேன் வந்தால் நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட வந்தால் தான் என்ன இல்லை மூணு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன் மூணு மாதம் சர்ச்சைக்கே வராத அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா அவங்க மேலே உள்ள கன்சர்னில் நான் சொன்னேன் ஆனால் அவங்க வேலையை விட்டாங்க வேலையை விட்டாங்க ஒன்று இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவங்க வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறாங்க வேறு வேலை தேடுறாங்க ஏன்னா சர்ச்சுக்கு வர முடியாது வேறு எந்த ரீசனுமே இல்லை வேறு எந்த ரீசனுமே இல்லை அந்த காசை வச்சு தான் வாடகை கட்டணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓகேங்களா இன்னொருத்தர் நான் இப்போ ரீசெண்டாக நவீன் எனக்கு இந்த பில்டிங் ஃபண்டு அக்கௌண்ட்டு நான் நான் சொன்னேன் இல்லையா பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டு பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் இப்போ திரும்பவும் இந்த இந்த வாரம் அதை நான் பார்த்தேன் இந்த அந்த அக்கௌண்ட்டை ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஓகேங்களா நம்ம சர்ச்சு நான் இங்கேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கேயே கிடையாது ஒரு ஆள் வார வாரம் பில்டிங் ஃபண்டில் காசு போட்டே இருக்கிறாங்க வார வாரம் காசு போடுறாங்க நான் இன்னும் கேட்கல நான் கேட்க போகிறேன் நான் முடிஞ்சால் திரும்ப கூட கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அந்த காசு நான் ஏன் அப்படின்னா அந்த ஆள் யார் தெரியுங்களா படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தெருவில் படுக்கிறாள் வாரம் வாரம் ஒருத்தங்க போகிறேன் உண்மையாக சொல்கிறேன் வாரம் வாரம் ஒருத்தங்க ஓ நம்ம ச சர்ச்சு பில்டிங் ஃபண்டில் காசு போட்டுகிட்டே இருக்கிறாங்க வார வாரம் ஏன் இவங்க வார வாரம் போடுறாங்க நான் இன்னும் கேட்கல கேட்க போகிறேன் அவங்ககிட்ட போயிட்டு நான் ஆனால் அந்த நபர் வேலை சரியான வேலை இல்லை படிக்கிறதுக்கு காசு இல்லை அவங்க லைப்ரரியில் படு உட்காந்துட்டு எந்த எப்போ லைப்ரரி முடியுமோ அது அப்புறம் உட்காந்துட்டு பின்பு தெருவில் படுத்து தூங்குறவங்க சர்ச்சுக்கு வார வாரம் போடுறாங்க காசு ரொம்ப மூவ் பண்ணிச்சு ரொம்ப கண்ணில் உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துச்சு எப்படியா I want to give back ஏன்ப்பா உங்கள்கிட்ட காசு என்ன வச்சிருக்கிறியா நீ ஏன்பா சர்ச்சுக்கு இவ்வளோ கொடுக்குற வார வாரம் கொடுக்குற பில்டிங் ஃபண்டில் கரெக்டாக வாரம் வாரம் காசுங்க வார வாரம் காசு போடுற ஆளுக்கிட்ட காசே கிடையாது நான் பார்க்க அவங்க பார்ப்பேன் நான் அவங்ககிட்ட காசு கிடையாது நான் சொல்கிறேன் தெருவில் படுத்து தூங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் ஒரு வீடை இது பண்ணணும்னு நாங்கள் நினச்சி நினச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் அதான் அதான் ஆண்டவர் சொல்கிறார் ஏழை விதவை போட்டால் அது கத்தருக்கு பிரியமாக இருந்துச்சு உள்ளதிலிருந்து போடுவதல்ல இல்லாததிலிருந்து போடுவது போடுவது அல்ல லூயா அதுதான் சொன்னேன் இப்படி கொடுங்க இந்த பிளான் போட்டு அப்படி நம்ம சேர்க்கலான்லாம் இல்லை மனசு மூவ் ஆச்சுன்னா கிவிங் வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும் மனசு மூவ் ஆச்சுன்னா கிவிங் வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும் அல்லூயா அப்படிப்பட்ட அசைவை கத்தை நமக்கு தருவாராக கத்தை நமக்கு தருவாராக இப்பொழுது கத்தருக்கு என்று காணிக்கைகளை நம்ம செலுத்தலாம் Kingson and Jenifa Kingson and Jenifa will come forward அவர்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கத்தருக்கு என்று சார் நிச்சயமாக கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் எடுத்துக்கொள்ளுங்க வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்கிறேன் ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆபகுக் த்ரீ நைன்டீன் ஆமே நல்ல ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி நம்ம எல்லாம் பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ளவரை நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை இன்றைக்கும் கூட கத்தாவே உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை வல்லமையான வார்த்தையை ஒரு நாளும் வெறுமையாய் ஆண்டவரை திரும்பி வராத வார்த்தையை நீர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபித்து எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் செவிகையும் நாங்கள் திறக்கிறோம் உடைய சமூகத்திற்கு நேராய் திருப்புகிறோம் நீர் பேசுவீராக உடைய வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தையைப் போலவே எங்கள் உள்ளத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் பலன் கொடுக்கட்டும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் கத்தர் கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் அட்சன் உங்களை வெல்கம் பண்ண அட்சன் எல்லாம் கரங்களை தட்டி அட்சன் praise the lord may God bless you கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓகே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் கத்தர் சொன்னாலே இந்த மாதம் அவர் நம் கால்களை he will make our feet like an ஐன் feet and will make us, hallelujah, set இந்த ஐயோ பிளேசஸ் அல்லையா கத்தர் அதை உயர்ஸ்தலங்களுக்கு நேராக கொண்டு போவோம் போன வாரம் இங்கே கொஞ்சம் தான் கொடுக்க முடிஞ்சது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு சாம் டெக்ஸ்ட் போட்டிருந்தாப்புல டப்ளினுக்கு என்னது டப்ளினு டப்ளினுக்கு அப்பிடைசரு பெல்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல் மீலா அப்படின்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாப்புல நான் தான் சாமுக்கு போட்டேன் எனக்கு இடமும் நேரமும் கொடுங்க டபுள் மீல்ஸ் அண்ட் டெசர்ட் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் ஆமாம் நேரம் இன்ட்ரடக்ஷன் ஆக்சுவலாக ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சும் ஆரம்பம் எல்லாமே பேசணும் அதுதான் நல்ல மெசேஜ் கொடுக்கணும்னா அப்படி தான் கொடுக்க முடியும் பட் பெல்ஃபாஸ்ட்டில் லாஸ்ட் வீக் கொடுத்த மெசேஜ் எல்லாரையும் நான் கேட்க சொன்னேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேட்காதவங்க கேளுங்க உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி ஏன்னா போன வாரத்தின் செய்தி அதுதான் அது இங்கே கொடுக்க முடியல முழு முழுமையாக அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே செய்தி மோர் தென் அன் அவர் அந்த அந்த அந்த அந்த சர்மன் ஸோ அது எப்படின்னா கத்தர் உயர்ஸ்தலங்களில் நிறுத்துவதற்கும் எங்கேருந்து நிறுத்துறான்னு ஆரம்பித்தேன் ஃப்ரம் த பிட் குழியிலிருந்து ஒருவனை எடுத்து உயர்ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் குழியிலிருந்து எடுத்து உயர்ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் அவர் அப்போது ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை எந்தெந்த குழியிலிருந்துலாம் எடுக்கிறாருன்னு பார்த்தோம் அது பாவக்குழி அது ஒரு தோல்வியின் குழி அது வந்து விரக்தியின் குழி அது மாதிரி தேவையின் குழி என்று பல பள்ளங்களின் அனுபவங்கள் நம்ம பள்ளம் இல்லாத வாழ்க்கை இருக்காருன்னா வாழ்க்கையே பள்ளம் மேடுகள் நிறைந்தது தான் வாழ்க்கையிலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத லைஃப் இல்லவே இல்லை அப்போ இந்த குழியில் இருக்கிற ஒருவனை கர்த்தர் மேலே கொண்டு வரல மலைக்கு மேலே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஐ மீன் மலைக்கு மேலே கொண்டு போகிறான்னு சொன்னால் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம் யோசேப்பு கர்த்தர் குழியிலிருந்து ஒரு பெரிய உயர் ஸ்தானத்திற்கு எப்படி கொண்டு போனார் தேவன் கிரியை செய்த விதம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் முதல்ல என்ன பண்ணார் சேஞ்ச் ஆஃப் பிளான் அல்ல லூயா எங்கே சேஞ்ச் ஆஃப் பிளான் பிட்டுக்கு முன்னாடியே சேஞ்ச் ஆஃப் பிளான் ஆமே நல்ல லூயா ஆண்டவர் சில அதெல்லாம் பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு சொல்யூஷனை முன்னாடியே பண்ணிவிடுவார் அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு காரியத்தை பார்த்தேன் சிங்கம் சிங்கத்தின் கெபியில் தானியில் போட்டாங்கல்ல போடுறதுக்கு முன்னாடியே வாய் கட்டப்பட்டுருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு போட்ட பிறகு இல்லை உங்களுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள் சிங்கங்களின் கெபியில் தானியில் போட்டாங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும் சின்ன குழந்தை கூட ஆனால் ஒன்று தெரியுமா போடுறதுக்கு முன்னாடியே வாய் கட்ட வாய் கட்டின பிறகு தான் அவரை போட்டாங்க கத்த தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை முன்னாடியே கட்டிட்டார் முன்னாடியே கட்டிட்டார் ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் என்ன இல்லை நான் போட்ட பிறகு கட்டுற அந்த செகண்டில் கூட பாஞ்சிட்ருக்கும் சிங்கம் போடும்போது அமைதியாக இருந்துச்சு போடும் போதே அமைதியாக இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் ஒருத்தங்களை போடுறாங்க போடுறதுக்கு முன்னாடியே பாஞ்சிடுச்சு இவனை போடுறதுக்கு முன்னாடியே பாயலைன்னா இவனை கொண் குழிக்கு அந்த கெபிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே வேலை நடந்துருச்சு கத்த சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு ஆமீனா மேலே இல்லையா இப்போ ஆண்டவர் சொல்கிறேன் இல்லை ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு வச்சுட்டார் ஆமீன் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் முதல்ல பார்க்குறீங்க ஆண்டவர் அதை முன்னாடியே பார்த்துட்டாரு he force it before you எனக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப ஓ இது வருதா ஓகே அதுக்கான ஒரு சொல்யூஷன் லூயா அப்போது இப்போ குழியில் போடுறதுக்கு முன்னாடியே கத்துற ஒரு காரியத்தை வச்சு சேஞ்ச் ஆஃப் பிளான் லூயா கொல்லணும்னு நினச்சவங்க குழியில் போகணும்னு நினச்சாங்க இல்லையா சேஞ்ச் ஆஃப் பிளான் லூயா சேஞ்ச் ஆஃப் பிளான் முதல்ல it started with change of plan கத்தர் ஒருவரை உயர்த்தலத்துக்கு கொண்டு போனோன்னா it starts with change of plan change of plan திட்டங்களை கத்தர் மாற்றுவார் எதிரிகளின் எண்ணங்களை திசை திருப்புவார் ஆண்டவர் அதுக்கு அடுத்தது சொன்ன பார்க்க வைத்தார் ரெண்டாவது ஸ்டெப் என்னதுங்க மலையில் ஏற அனுபவத்தன் குழியிலேருந்து ஒருத்தன் மலையில் ஏறியிருக்கான் யோசிப்பு எப்படியான ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆஃப் பிளான் ரெண்டாவது God will make other see that you are a special person I mean there is something different அல்ல லூயா there is something different in this person அப்படின்னு பார்க்க வைப்பார் வேகமாக போய் இன்னைக்கு இன்றைக்கி மெசேஜ் கொடுங்களேன் மூணாவது மூணாவது வந்து என்னன்னா கிடைக்க செய்தார் என்ன தயவு கிடைக்க செய்தார் காணச் செய்தார் அப்புறம் என்ன பண்ணார் சிறைச்சாலை சிறைச்சாலை தலைவன் கண்களில் கிடைக்க செய்வார் ஃபேவர் அல்லது ஃபேவர் ஆஃப் பீப்புள் பார்த்தோம் அதுக்கப்புறம் மூணாவது பாத் நாலாவது பார்த்தோம் மறந்தவர்கள் என்னை தேடி வர வைப்பார் ஆண்டவர் அப்படின்னா எனக்குரிய தேவையை கத்தர் உண்டு பண்ணுவார் நீ தான்ப்பா வேணும் அந்த இடத்துக்கு பல பேர் இருப்பாங்க ஆனால் எப்படி கத்தர் பண்ணுவார்னா you are that person I mean எவ்வளோ பேர் தேடினாலும் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அவங்கக்கிட்ட தான் வரணும் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது அவங்கள தேடி வந்தால் தான் சொல்யூஷன் அவங்கக்கிட்ட வந்தால் தான் நம்ம நினைக்கலாம் அங்கே போய் இதை தவிர்த்துட்டு அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு கத்தர் பாருங்களேன் யோசிப்பை மறந்து போயிட்டான் ஹெல்ப் பண்ணுறான் அவன் ஜெயிலில் மறந்து போயிட்டான் அவன் அந்த மாதிரி எல்லோரும் நிறைய பேர் மறந்துருப்பாங்க அவங்கள மறந்து போயிட்டான் ஆனால் ஆண்டவர் பண்ணார் God will make him come to ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் ஐய் இவன் தேவையாச்சு இந்த இடத்துல அப்படின்னு மற்றவங்களை பார்க்க வச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி உயர் ஸ்தலங்களில் கத்தர் உட்கார வைத்தார் என்பதை நம்ம பார்த்தோம் அது போன வாரம் போன வாரம் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பர்வதத்தின் அனுபவம் என்றால் என்ன நான் லாஸ்ட் வீக்கே ஆரம்பித்தேன் பர்வதத்தின் அனுபவம் மோர ஃபிசிக்கலை விட ஸ்பிரிச்சுவல் தான் அது ஆவிக்குரிய அனுபவம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது மலையின் அனுபவம் ஐயர் இல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மலைக்கு வந்துட்டேன் இப்போது மலையின் அனுபவம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் அப்படின்னா முதல்ல நான் வைக்க வேண்டியது உயரணும் போது நான் உயர்ந்துருவேன் வீடு மேலே வீடு வாங்கிடுவேன் எனக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வந்துடும்ன்ற உலக காரியங்களை நான் முன்னிறுத்தாதபடிக்கு ஆவிக்குரிய அனுபவத்தையே மலைகளின் அனுபவம் வேதத்தில் பைபிளில் பிப்ளிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மவுண்டைன் என்னவே more of spiritual experience rather than வேர்ல்லி மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் அதை முதல்ல ஆண்டு கொண்டு வச்சுக்கிறார் மலைக்கு மேலே கொண்டு போகிறதுன்னா பள்ளத்துலேருந்து மலைக்கு கொண்டு போகிறார் பள்ளத்துலேருந்து நான் சொன்னேன் பள்ளம் அப்புறம் சர்ஃபேஸு அப்புறம் தான் மவுண்டெயின் பள்ளம் அதுக்கப்புறம் பிளெயின் சர்ஃபேஸு அதுக்கப்புறம் தான் மவுண்டைன் இப்போது பள்ளத்துலேருந்து எப்படி இந்த உயர் மலைகளுக்கு கத்தர் கொண்டு போகிறார் அப்படின்னா பாவக்குழியில் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா அவனை கத்தர் உயர் மலைகளுக்கு கொண்டு போகிறார் ஒருத்தன் பாவம் பண்ணாமல் இருக்கிறவன் நார்மல் சர்ஃபேஸில் நடக்கிறவன் போல் அடிக்ஷனில் இருக்கிறவங்க யாருங்க இந்த பிட் ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்க தேர் இந்த இந்த பிட்டு அடிக்ஷனே இல்லாமல் ஆண்டவரை நம்பாத ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியும் ஜெயின்ஸ் பீப்புளெலாம் எறும்பை மிதிக்க மாட்டாங்க எவ்வளோ நல்லவங்க எறும்பு கூட என்ன பண்ண மாட்டாங்க மிதிக்க மாட்டாங்க பாவம் எங்கே அவங்க செய்ய போகிறாங்க பாவம் செய்யாத ஆண்டவரை நம்பாத இல்லை வேறு நம்பிக்கை உடையவர்கள் அநேகர் தங்கள் வாழ்க்கை முறையையே கடவுளாக மாற்றிக்கொண்டவர்கள் அனே அநேகர் நல்ல கிரியை அதான் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்னா சன்மார்க்கன இதெல்லாம் வந்துடும் நாலு பேருக்கு நல்லது பண்ணுறவங்க எறும்பை கூட மிதிக்காதவங்க மற்றவங்களுக்கு தீமை நினைக்காதவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய வேலையில் கிறிஸ்டின்ஸோட இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சுனாமி வரும்பொழுது மோர் கிறிஸ்டின்ஸோட முஸ்லீம்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்களாம் வெள்ளம் வரும்போது அதிக கிறிஸ்டின்ஸ் இல்லை மற்றவங்க ஜெயின்ஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க முஸ்லீம்ஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு கம்மி பங்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணதாக சொன்னாங்க அப்போ இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்கிறாங்களே இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னா ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டார் சன்மார்க்கனும் என்றாக மாட்டான் ஆமீன் ஒருவேளை அவங்க செய்த நன்மைகளுக்கு தர்மத்திற்கு இந்த உலகத்திலேயே அவங்க பலனை அனுபவிக்கலாமே ஒழிய பரலோகத்திற்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா நிறைய டைம் நம்ம நினைப்போம் பாருங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸை திட்டுவோம் still Christians are something different and கிறிஸ்டின்ஸுக்கும் நல்லவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது கத்தர் இயேசு தான் அந்த வித்தியாசம் இயேசு தான் அந்த வித்தியாசம் அப்போது பாவத்தில் இருக்கிறவன் குழியில் இருக்கிறான் பாவம் செய்யாதவன் சமமான வெளியில் இருக்கிறான் ஆனால் ஒரு நாளும் சன்மார்க்கனால் தேவனோடு உறவு கொள்ள முடியாது நீ நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம் நீ நல்லதை மட்டும் நினைக்கலாம் எறும்ப கூட மிதிக்காமல் இருக்கலாம் பட் யூ கெனாட் அல லூயா ஹவ் ரிலேஷன்ஷிப் வித் காட் அல லூயா இயேசுவே அல்லாமல் தேவனோடு ஒருவரும் உறவு வைத்து கொள்ளக்கூடாது அப்போ பாவத்தில் இருக்கிற ஒருவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பரிசுத்தமாக்கி அவனை ரத்தத்தால் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி அந்த ரத்தத்தால் அவனை கழுவி அவனை கொண்டு வந்து எப்போ எப்படி வைக்கிறார்னா அவரோடு சரிசமமாக நிறுத்துகிறார் அவர் அப்பான்னு கூப்பிடலாம் அவரை துதிக்கலாம் அவரோடு ஆளுகை செய்கிற ஒரு நாட்களை கத்தர் வைத்திருக்கிறார் நமக்கு அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் கூப்பிட்டா வந்துடுவேன் அப்படி தானே என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு பதில் கொடுப்பேன் என்னை துதி நான் உங்க கூட வந்துடுவேன் அப்படி தானே சொல்கிறாரு அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உயர்மலையின் அனுபவம் இதை சன்மார்க்கர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப ரொம்ப நல்லவனாலும் இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆமை நல்லலூயா பாவத்தில் இருந்தவனுக்கு பாவத்தில் இருந்து மட்டும் விடுதலை இல்லை விமோச்சனம் இல்லை தேவனோட ஐக்கியம் தான் உயர்மலையின் அனுபவம் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட் என்ன ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்ட் ஆகுது உயர்மலையின் அனுபவம் இட் ஸ்டார்ட்ஸ் வித் லூயா கனெக்ஷன் வித் காட் ஆதாம் இழந்ததை ஏசு கிறிஸ்து திரும்ப கொடுத்தார் ஆமின்னு சொல்லுங்கள் முன்னாடி ஏன்னா ஆண்டவர்கிட்ட போக முடியுமா மோசை மலையில் இருக்கும்போது மலை அடிவாரத்தில் கூட யாரும் நெருங்க முடியலையா அவர் அவங்க நம்பிக்கை யாவே தான் நம்பிக்கை அவராக இருந்தாலும் கிட்ட போக முடியாது பாஸ்டர்ஸ் கூட கிட்ட போகிறது கஷ்டம்தான் பயங்கர பயங்கர கெடுபிடி அந்த நாட்களில் ஆனால் அவருடைய ரத்தம் இயேசு வந்த பிறகு அப்படி கிடையாது விடுதலையோடு கூட கிருபாசன தண்டையில் போக கத்தை நமக்கு உதவி செய்தார் அப்போ இதுதாங்க உயர்மலையின் அனுபவம் இது இது எத்தனை பேர் ஐயரியல் எக்ஸ்பீ உங்கள் சால்வேஷன் எத்தனை பேர் ஐயரியல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறீங்க எல்லா மனதிலையும் உயர்த்துவார் உயர்த்துவார்னு உலக காரியங்கள் நிறையா வந்துருக்கலாம் நான் சொல்கிறேன் இட் இஸ் ரேதர் தன் அலலுயா material it is spiritual it is spiritual பாவத்தில் தான் இருந்தேன்ப்பா இப்போ நான் அவருடைய பிள்ளை எத்தனை பேர் சொல்லுங்கள் பிள்ளைன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் ஓன் பண்ணிக்கோங்களேன் I miss son I miss daughter நல்ல லூயா நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் மகனாக இருக்கிறேன் மகளாக இருக்கிறேன் இதுதான் முதல் அனுபவம் இதுதான் உயர்மலையின் முதல் அனுபவத்தை கத்தர் கொடுக்குறார் பாவத்தில் இருந்த ஒருத்தனை பாவத்திலேருந்து விடுதலை மாத்திரம் கொடுத்தா நோயில் இருக்கிற ஒருத்தனை நோயிலிருந்து விடுதலை மாத்திரம் கொடுத்தா அது உயர்மலையின் அனுபவம் இல்லை அல்ல லூயா பாவத்திலிருந்தும் விடுவித்து அவரோடு கூட அலலூயா ஒரு உறவையும் கொடுத்து உறவாட செய்கிறாரு அப்பாவாய் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறாரு அதுதாங்க உயர்மலையின் அனுபவம் அதுதான் உயர்மலையின் உயர்மலையின் அனுபவம் இன்றைக்கும் கூட அப்படி அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்க அதில் கத்தை நமக்கு உதவி செய்வார் first it's an spiritual encounter what is that spiritual encounter what is the divine experience அல்ல லூயா கத்தர் அல்லூயா பாவத்திலிருந்து தூக்கி ரட்சிப்பில் ஆரம்பிக்கிறது லூயா அவரோடு ரிலேஷன்ஷிப் லூயா அதில் ஆரம்பித்து லூயா கத்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் எக்ஸோடஸ் த்ரீ ஃபோர் ஆமே நல்ல லூயா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வெரி கிளியர் மவுண்டெயினில் தான் God will communicate and you can also communicate to God in mountains only mountain இல்லாமல் கம்யூனிகேஷனே கிடையாது ஒரு பலி செலுத்தணும்னா எங்கே பலி செலுத்தணும் ஆண்டவரே ஒரு ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்தான்னா மலைக்கு வா அப்படி தானே சொன்னார் ஆபிரகாம் என்ன சொன்னார் மலைக்கு வந்து உன் மோரியா மலையில் என்ன பண்ணு உன் ஏகசோதனை நீ பலியிடு மோசைக்கு என்ன சொன்ன மலையில் ஏறி வா அப்படின்னாரு ஒரே பர்வதத்தில் மலையில் தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான அந்த நாட்களில் மலை தான் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த அந்த நாட்களில் மலை இல்லாமல் ஆண்டவர் ஒரு point of communication whether is a worship or a prayer whether God wants to meet his people or give his commandment it is the aerial experience நல்ல லூயா அது உயர் மலைகளின் அனுபவம் மலைகளில் தான் ஆண்டவர் கம்யூனிகேட்டே பண்ணாருங்க அந்த நாட்களில் அதனால தான் இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட மலை மலை ஜபம்லாம் வைக்கிறது வந்து மூட நம்பிக்கை இல்லை இட் இஸ் ஸ்டில் குட் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு மலை இருக்கணும் போய் மண்ணு கண்ணெல்லாம் போட்டு கட்டிடாதீங்க நான் சொல்கிறது ப்ரேயர் ரூம் தான் மலை எங்கள் இப்போ எங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூம் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வரைக்கும் ப்ரேயர் ரூம் இருந்திருக்கு இப்போ வைக்க முடியல <laughs> இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் இங்கே இருக்கிறோம் இந்த வீட்டில் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வீடு வரைக்கும் ஒரு ப்ரேயர் ரூம் அப்படி ப்ரேயர் ரூமாக வைக்க முடியலன்னா ப்ரேயர் பிளேஸ் ஆச்சு வைங்க இட் இஸ் குட் வைக்கலைன்னா தப்பா தப்பு இல்லை அப்படி சொல்ல வைப்பது நல்லதுன்னு சொல்கிறேன் it is good it is good it is good அதுதான் மழை உங்கள் வீட் உங்கள் வீட்டில் மழை இருக்கா உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மழை இருக்கா ப்ரைஸ் இல்லாடல லூயா the presence of God is the mountain experience the presence of God is the mountain experience அல்லது ஒரு தனிப்பட்ட இடத்தை தேர்ந்து கொள்வது நல்லது இந்த இடத்துல இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் அதுதான் உங்கள் வார் ரூம் அப்படி தானே நமக்கு ஒரு வார் ரூம் இருக்குது நம்ம நிறைய காரியங்களை போராடி ஜெயிக்கிற இடம் தான் வார் வார் ரூம்னா என்னங்க போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் ஆனால் ப்ர வார் ரூம் வந்து எப்போவுமே victorious prayer war room victorious தான் அது முடிவு வந்து தோல்வியாக வெற்றியான்னு பார்க்குறது நார்மல் பேட்டில் ஃபீல்டு ஆனால் ஜபத்தினுடைய பேட்டில் ஃபீல்டு பதில் முன்னாடியே ஆமாம் எண்ட் ரிசல்ட் முன்னாடியே தெரியும் விக்டரி தான் அலலூயா ஜெயம் மட்டும்தான் அதனுடைய பதில் அலலூயா அப்போது இதுதான் மலையின் அனுபவம் இதுதான் மலையின் அனுபவம் இன்றைக்கும் நம்ம வீடுகளில் மலைகளின் அனுபவம் வேண்டும் மலைகளின் அனுபவம் வேணும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு இடத்த ஒதுக்கி நிறைய காரியத்துக்கு நம்ம இடத்த ஒதுக்குறோம் வீட்டில் ஜபிக்க ஒரு இடத்த ஒதுக்குங்க ஜபிக்க ஒரு இடத்த ஒதுக்குங்க அதுதான் ஹில்லுன்னு வச்சுக்கோங்க இதுதான் என்னுடைய மலை உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லணும் என் மலை இது பாச எங்கள் வீட்டில் இதான் மலை ஆமையினால் லூயா அப்போது மலைகளின் அனுபவத்தில் கத்தர் தமது பிள்ளைகளோடு கூட கம்யூனிகேட் பண்ணார் அவர் மூன்று விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மலையில் அது என் பாயிண்ட்ஸ் இல்லை just first point you can see God you can hear God you can feel God ஆமே மலையில் என்ன பண்ண முடியும் கத்தரை பார்க்க முடியும் கத்தரோடு பேச முடியும் அவர் என்னோடு பேசுவார் நல்ல டூ வே கம்யூனிகேஷன் தான் நம்ம ஆண்டவர் வந்து கல் மண்ணு கிடையாது அதனால் டூ வே கம்யூனிகேஷன் ஆமேன்னு சொல்லுங்கள் டூ வே கம்யூனிகே நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதி பழக்கம் ஆண்டவருக்கு லவ் லெட்டர் எழுதுவாங்களாம் அவங்க லெட்டர் நான் சொன்னேன் லெட்டருக்கு பதில் வந்து செயலாக தான் ஆக்ஷன் தான் ஆண்டை திரும்ப லவ் லெட்டர்லாம் எழுத மாட்டார் அவர் பெரிய ஒரு கவிதை எழுதிட்டார் சிலுவையில் நமக்கு அதோட ஒரு அழகான ஒரு பவர்ஃபுல் போயம் வேறு எதுவுமே இல்லை சிலுவையில் கத்தர் அல்லைய செய்து காண்பித்த ஒரு அன்பை போல் அப்போது நான் லவ் லவ் லெட்டர் எழுதுனா எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் பதில் வந்து லெட்டரில் வராது செயலில் வரும் நான் உன் நானும் உன்னை நேசிக்கிறேன் அல்லூயா ஐ லவ் யூ டூ ஆண்டவர் சொல்வார் அல்லூயா செயலில் கற்று சொல்வார் செயலில் கற்று சொல்வார் இந்த மலைகளின் அனுபவம் என்ன இந்த மலை இது என்ன ஒரு நாய்ஸு இந்த மலைகளின் இந்த மலைகளின் அனுபவம் இந்த மலைகளின் அனுபவம் என்பது you can see God you can feel God and you can hear God கத்தரை பார்க்க அவரை கேட்க அலலுயா அவரிடம் பேச அவரிடம் பேச அவரை அலலுயா உணர அவரை உணர கத்தர் எனக்கு அலலுயா கிருபை தருவாராக மோசைக்கு ஆண்டவர் மலையில் ஆகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லை எயிட்டி இயர்ஸ் பாஸ்ட்டுங்க எண்பது வருஷம் ஆயிடுச்சு ஒரு மாற்றமும் இல்லை நேற்று ஒருத்தருங்க நான் ப்ராஃபஸை ஒருத்தங்களுக்கும் யாருக்கும் தெரியல பட் ஒரு ப்ராஃபஸை பண்ணேன் நான் ருட்டீன்ஸ் எல்லாம் கத்தர் மாற்றார் அப்படின்னு அது லூயா மோசையோடைய ரொட்டீனு இந்த மலைய அனுபவத்துக்கு வரைக்கும் மாறவே இல்லை ஆடை மேய்க்கிறது தான் ரொட்டீன் மாமனாருடைய ஆடுகளை மலை அடிவாரத்தில் மேய்க்கிறது தான் டெய்லி தான் ரொட்டீன் அவனுக்கு until this encounter until this encounter அலலூயா இந்த மலைகளின் அனுபவம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவம் அலலூயா கத்தர் பேசினால் கத்தர் பார்த்தால் அலலூயா கத்தர் அலலூயா நாம் கத்தரை நாம் உணர்ந்தால் என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கை மாறும் கத்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை தருவாராக அது மாத்திரம் இல்லைங்க அது மாத்திரம் அல்ல மலையின் அனுபவம் என்னை மறுரூபமாக்கும் அனுபவம் மலையின் அனுபவம் என்னதுங்க இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ அல்ல அல்லூயா and also transfigure you I mean transformation வந்தால் தான் டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ரெண்டு word without transformation there is no transfiguration முதல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் தான் அது இன்னும் மே மேன்மையானது டிரான்ஸ்ஃபிகரேஷன் நம்ம எல்லாம் ஒரு நாள் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆக போகிறோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த உலகத்திலே ஆயிடணும் புரியுதுங்களா டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் உலகத்தில் இருக்கணும் ஆண்டவர் வரும்போது டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆகும் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு அப்போது இட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ட்ரான்ஸ்ஃபிகரேஷனும் மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல லூயா கத்தரை பார்க்க அல்ல லூயா கத்தரை பார்க்க கத்தரை கேட்க கத்தரை உணர முடிகிற இடம் ஒரு ஒரு மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னை அலலுயா தேவ பிரசனம் மறுரூபமாக்குகிறது தேவ எல்லாம் எடுத்தவங்க இப்போ மேத்யூ செவன்டீன் ஒன் டூ மற்ற பதினேழு ஒன்று ரெண்டு ஆமீன் அலலூயா மறுரூபமான பிறகு முகத்திலேயே ஒரு மாற்றம் அலலூயா மறுரூபமான பிறகு தெர் வாஸ் அலலூயா டிரான்ஸ்ஃபிகரேஷன் மவுண்டன் பேரே ஏசு மலையில் எங்கே எங்கே போய் ஆனாருங்க இயேசுவே மலைக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு இயேசுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே வேணால் ஆயிருக்கலாம் இஸ் ஆல் பவர்ஃபுல் காட் ஆனால் அவர் மலைக்கு போனார் இப்போ எத்தனை பேர் இன்றைக்கி வேணும் எத்தனை பேருக்கு இந்த டிரான்ஸ் ஆமே நல்ல லூயா இப்போ இன்றைக்கே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்கள் ஒரு மலையை கட்டிடுங்க ஓகேவா ஒரு மலையை உண்டாக்குங்க <laughs> சில பேரில் நாங்கள் அப்படிப்பட்ட <laughs> ஒரு இதுவே இல்லையே பாஸ்டர் ஜபம் பண்ணுறதே ஒரு பெரிய இது இதில் வேறு ஒரு இடத்த எப்படி உண்டு பண்ண அந்த இடத்த ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டோமே எதுக்கு அந்த இடத்த வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அலலுயா இன்றைக்கு அலலுயா மலையில் தாங்க அற்புதம் இருக்குது மலையில் தான் அற்புதம் இருக்குது அலலூயா ஒரு மலைகளின் அனுபவம் என்பது த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அலலூயா the very presence of God அலலூயா மலைகளில் இறங்கி ஜனங்களை மறுரூபமாக்கிற்று தேவ தாசர்களை அது மறுரூபமாக்கிற்று அதுக்கப்புறம் அது இல்லை மோசை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பேர் மலையிலேருந்து இறங்கி வர எப்படி வராரு பாருங்களேன் மோசை Exodus thirty four thirty five ஆமே நல்லலூயா வந்தான் அவனை அவனுடைய ஃபேஸே ஷைனிங்காக இருந்துச்சு லூயா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளே நடந்துச்சுன்னா ஃபேஸ்லேயே தெரியும் தெரியுமா தெரியாது நம்புறீங்களா நிறைய பேர் நீங்கள் இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரங்களாவோ நல்ல விசுவாசிகளாவோ மாறின பிறகு நீங்கள் அவங்க ரெண்டு ஃபோட்டோவையும் எடுத்து பார்க்கணும் ஃபோட்டோ வெளி வெளிப்புற தோற்றத்தை சொல்கிறேன் நான் ஃபிசிக்கலில் தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஃபேஸ்லேயே பார்க்க முடியும் ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தபோது ஒருத்தன் எப்படி இருந்தான் இப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அவனை ஊழியக்காரனை மாற்ற பிறகு அவன் எப்படி இருக்கான் முகத்திலேயே ஒரு சாயல் பாருங்கள் முகத்திலேயே ஒரு சாயல் நான் நம்புகிறேன் அதை ஃபிசிக்கலாகவே ஒரு ஒரு கவுண்டனன்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஃபிசிக்கலாகவே ஒரு கவுண்டனன்ஸ் வரும் ஃபிசிக்கலாகவே ஒரு கவுண்டனன்ஸ் வரும் இதுதான் கர்த்தர் இது எதெல்லாம் எங்கே செய்கிறாருன்னா மலையில் செய்கிறார் அதான் மேட்டர் ஐ மீன் மலைகளில் கர்த்தர் செய்கிறார் கத்தர் மலையில் இந்த அனுபவத்தை கத்தர் கொடுக்குறார் மோஸ்டேக்கு மலையிலேருந்து இறங்கி வரும் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ் ஜனங்கள் பார்க்க முடியலையா அதனால் ஒரு முக்காடு போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார் மோசே அந்த முக்காடு அவர் விளக்கல ஏன்னா ஜனங்க ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ண முடியலையா மோசையை பார்த்து பேச முடியலையா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது அப்படி இருக்கணும் இருக்குமா டயர்டா டயர்டா ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ப்ரேயர் பண்ண பிறகு தான் பாஸ்டர் சண்டை ஸ்டார்ட் ஆகுது ப்ரேயர் பண்ணுற வரைக்கும் கூட நல்லா தான் போயிட்டுருக்குது ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வருவான் அதுலேருந்து ஆரம்பிக்குங்க பிரச்சனை ப்ரைஸில் அதுலேருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும் அது ஜபம் பண்ணாலே எனக்கு பயம் அது ஜபம் பண்ணாலே எனக்கு பயம் ஆமாம் லூயா கத்தர் அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் மாற்றுவார் அலலு இருக்கலாம் மேபி அது ஒரு வார்ஃபேர் தான் maybe it is a warfare it is a warfare hallelujah மலைகளில் hallelujah you can feel God hallelujah you can see God hallelujah and you can hallelujah speak to God கர்த்தரும் நம்மோடு கூட பேசுவார் எடுத்தவங்க படிக்கலாம் Exodus nineteen twenty nineteen twenty and nineteen three முதல்ல இருபது அப்புறம் மூணு யாத்திராகமும் பத்தொன்பது இருபது I mean it's not a significant பிளேஸ்ன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மலை it is a significant place இது மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை மலை இது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் தான் எங்கே பார்த்தாலும் கத்தர் மலைக்கு தான் கூப்பிட்றாரு மலைக்கு ஏறிவா மலைக்கு ஏறிவா கடைசியாக அது டைம் இல்லை அதனால் அதை சொல்கிறேன் இப்போ நான் கொல்கதா மலையில் தான் பலி மீன் மலையில் தான் பலி நான் யோசித்தேன் அவர் powerful call why this place பிளேஸை எதுக்காக ஆண்டவர் ஸ்பெஷல் பண்ணுறாரு அது கேள்விக்கு ரொம்ப பெருசாக பதில் இல்லை கத்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார் ஆமீன் நல்ல லூயா மலைகளில் தான் hallelujah I will speak to you hallelujah I கேன் ஷோ யூ அல்ல லூயா ஐ கேன் ஷோ யூ கத்த தம்மை காண்பிக்கிற இடம் மூணாவது வசனம் படிங்க ஆமே நல்ல எங்கே சொல்கிறார் ஆண்டவர் where is giving commandments from mountain ஆண்டவர் பேசுகிறது ஜனங்களுக்கு சொல்கிறது எல்லாமே அல்ல அவர் பேசுவது இல் ஸ்பீக் டு உங்களுக்கு வேணுமா கத்தர் பேசவே இல்லைன்றீங்களா ஒரு மலையின் அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரா ஆமீன் நான் ரொம்ப நேரம் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் பேசலைன்னா நீங்கள் கீழே இந்த அடிவாரத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் மலைக்கு போங்க ஆமீன் கொஞ்சம் மலைக்கு போய் பேசுங்க அவர் திரும்ப பேசுவார் ஐ மீன் அடிவாரத்துலேருந்து பேசுனா திரும்ப பேச மாட்டார் மலைக்கு செல்லும் அடுத்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அது அதுதான் ஆழ்ந்த அனுபவம் அது உங்கள் விசுவாசத்தின் அளவு அலலுயா அது உங்களுடைய ஆண்டவர் மேலுள்ள உங்கள் வாஞ்சையின் அளவு உங்கள் உறவின் அலலுயா நெருக்கத்தை காண்பிக்கிறது மலையின் மேலே ஏற இன்றைக்கு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க நான் மலையில் மேலே ஏறுவேன் ஃபாதர் ஒரு பாட்டு பாரு மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே மறுரூபமாகணுமே தகப்பனே ஆமை நல்லலுயா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக புது உடன்படிக்கையின் சபைக்கு கற்று சொல்கிறாரு அந்த டைமில் லிட்ரலாகவே அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் பழைய ஏற்பாட்டில் மலை மலை தான் ஃபிசிக்கலி ஜாகிரபிக்கலி மலையில் உள்ள பல் பவர் மலையில் தான் ஆமீன் அலலூயா கத்தர் மலைக்கு கூப்பிடுறாரு லூயா மலைக்கு ஏறிவான்றாரு மலையில் காரியங்களை கொடுக்குறார் அது மாத்திரம் இல்லை God will show his glory God will show his glory இந்த மவுண்டன் டாப் தான் எடுத்தவங்க படிக்கலாம் Exodus twenty four sixteen and seventeen யாத்ராகம் இருபத்தி நாலு பதினாறு பதினேழு பதினேழு ஆமீன் எங்கே இருந்துச்சாங்க கொடுமுடினா top top edge of the mountain hallelujah கத்தருடைய மகிமை எங்கே இருந்துச்சா கொடுமுடியில் இருந்தது ஆமீன் அந்த காட்சி எல்லாரும் பார்த்தாங்க ஜனங்கள் எல்லாம் கொடுமுடியில் மகிமை இறங்கி இருந்ததை பார்த்தார்கள் கத்தர் அக்கினியாக இறங்கினார் மலையின் மீது கத்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் பேசலன்றீங்களா இன்றைக்கி மலை ஏறணும் நீங்கள் ஆமே நல்ல லூயா எத்தனை பேர் மலை ஏற போகிறீங்க ஆமே நல்ல லூயா இன்றைக்கு மலை ஏறணும் இன்றைக்கு மலை ஏறணும் பிசாசும் மலையில் தான் வேலையை வச்சுருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு வார்ஃபேர் வந்து நமக்கு மலைன்னா அவனுக்கும் மலை தான் அவன் கீழே இருந்தால் நம்ம கீழே தானே சண்டை போடணும் ஏன் மேலே ஏறுறோம் மேலே தான் மலை இன்றைக்கி நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அநேக விக்கிரக விக்கிரகங்கள் சூனியம் பில்லி மலையில் தான் மேட்டர் இருக்குது மலையில் தான் செய்வாங்க எல்லாம் மலை மேலே தான் செய்வாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி ஆப்போசிட் ஃபோர்ஸு நெகட்டிவ் ஃபோர்ஸையும் பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஆமீன் மலையில் விஷயம் இருக்குது ஆமீன் சொல்லுங்கள் மலையில் மலையில் விஷயம் இருக்குது தேவன் தமது மகிமையை அல்ல லூயா எங்கே காமிச்சாராம் கொடுமுடியில் காமிச்சு இன்றைக்கி நான் சொல்கிறேன் கத்தர் அல்ல லூயா மகிமையை காண்பிக்கிற இடம் மலை ஒரு மலையின் அனுபவம் நமக்கு உண்டாகட்டும் என் வீடில் மலை இருக்கணும் என் தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலையின் அனுபவம் இருக்கணும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து கணுக்கால் அளவு போல் மலையின் அடிவாரத்தில் தான் இருக்கிறேன் அதனால் நிறைய காரியம் நடக்கலைன்னா இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு it is a spiritual experience my son and my daughter hallelujah can you come to the mountain can you climb the mountain hallelujah I will make your feet like an ஐன் feet hallelujah you can climb சொல்லுங்கள் நான் ஏற முடியும்னு சொல்லுங்கள் இந்த இந்த மலை வந்து காரில் ஏற முடியாது நிறைய மறைக்கு அழகாக பாதை போட்டிருப்பாங்க நம்ம கரெக்டாக போய் பார்க்கிங் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் வாக் பண்ணி போகலாம் ஏன் இது ஏற முடியாதுன்னா இது வந்து ஸ்டீப் ஹில்ஸ் இந்த மலை என்ன என்ன மலை யாரும் பாதை போட முடியாதுன்னு அர்த்தம் ஆண்டவர் மூணு பத்தொம்போதில் ஒரு மலையை சொல்கிறார் இல்லைங்களா ஆபோக்கு மூணு பத்தொம்போது இந்த மலையை மனிதனால் பாதை போட முடியாது மான் கால்கள் மட்டுமே ஏறும் அப்படின்னா அந்த குழம்பு மட்டும்தான் அது அதனுடைய அதனுடைய ஃபீட் அப்படி இருக்கும் கரெக்டாக பிடிச்சிட்டு பிடிச்சி பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி கத்துற அப்படின்னா நேச்சுரலாக மான்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கால்களை கொடுத்துருக்குறாரு அந்த அந்த கால்கள் தான் உயர மலைக்கு ஏற முடியும் அங்கே யாரும் ரோடே போட முடியாது ரோடு போட வசதிலாம் கிடையாது மனிதனால் ஏற முடியாதுங்க மனிதனால் மனித சக்தியினால் முடியாது மான்களின் கால்களை போல உள்ள கால்கள் மட்டுமே ஏறக்கூடிய steep place it's a steep mountain hallelujah ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து பேசுவேன் உங்கள் கால்களை நான் மான்களின் கால்களை போல ஆற்றுவேன் can you climb up hallelujah நீ வர விருப்பமா நீ வர விருப்பமா நீ வர விருப்பமா நீ வர விருப்பமா இன்றைக்கி ஒரு ஒரே ஒரு காரியத்தை மாற்றுறோம் மூன்று with God's challenges the world இந்த மவுண்டன் கத்தர் உலகத்திற்கும் தனக்கு எதிரானவர்களுக்கும் சவால் விட்ட இடம் மலை தான் மூணு கேள்வியை கேட்குறான் மூணு மூன்று கேள்விகளுக்கு பதிலை கத்தர் மலையில் கொடுத்தார் இப்போ தான் வரீங்களா three answers God gave in the mountain three answers hallelujah three ஆன்சர்ஸ் காட் வேகமாக சொல்லிடுறேன் ஃபைவ் மினிட்ஸில் சொல்லிடுறேன் three answers God gave in the mountain first Kings eighteen thirty six இது கர்மேல் பர்வதம் மவுண்ட் கார்மெல் அவர் மலையில் மூணு காரியம் கேட்குறாரு உங்களுக்கு இந்த மூணு காரியத்தை கத்தர் இன்றைக்கு சம்மந்தப்பட்டீங்க போகும்போது கனெக்ட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்க காரியத்தை கனெக்ட் பண்ண கத்தர் உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும் மூணு காரியம் கேட்குறாரு இந்த மலையில் எனக்கு மூணு காரியம் நடக்கணும் எலியா மவுண்ட் கர்மையில் என்ன கேட்குறாரு த்ரீ திங்ஸ் இஸ் ஆஸ்கிங் மூணு காரியம் என்ன தெரியுங்களா என்ன என்ன கேட்குறாரு முதல்ல நீங்கள் தான் தேவன்னு ப்ரூவ் பண்ணுங்கள் first first question first prayer hallelujah first prove that you are God ஆமீன் முதல்ல மலையில் அவர் கேட்குது prove that you are God அதுக்கப்புறம் prove that I am your servant ரெண்டாவது prove that I am your servant third thing hallelujah Lord you prove that நான் எதை செய்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் செஞ்சேன் இன்றைக்கி கத்தர் உங்களோடு கூட பேசுகிறேன் இந்த மலையில் மூணு ஆசீர்வாதங்களை கத்தர் இன்றைக்கு கொடுக்குறேன் ஒன்று அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் கர்த்தர் என்பதை கத்தர் விளங்கு இது யாருக்கு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே அவர் தான் கர்த்தர்னு வெளியில் இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு God will prove that he's your God in your life நான் வச்ச விசுவாசம் நான் ஓடி ஓடி போன சர்ச்சுக்கு நான் உபவாசம் இருந்தேன் நாலு பேர் கிண்டல் பண்ணாங்க ஐ மீன் உங்களால் பதிலே சொல்ல முடியல கத்தர் பதில் கொடுப்பார் அவர் பேசினா யாரும் வாயை திறக்கவே முடியாது when God speaks no one can answers hallelujah எல்லா வாயும் மூடத்தக்கதாய் God will prove in the mountain Carmel பர்வதத்தில் கத்தர் பதில் கொடுத்தார் அல்ல லூயா முதல் பதில்னா தெரியுமா நானே தேவன் ஆமீன் யாருக்கு தேவன் எலியாவின் தேவன் ஆமீன் அல்ல லூயா நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க என்னுடைய தேவன் மலையில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் ஆன்சர் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க விசுவாசத்தில் சொந்து போய் எதுக்கு இந்த விசுவாசம் எதுக்கு சர்ச்சு எதுக்கு prayer nothing is happening God will prove that hallelujah he's யோ காட் அல்ல லூயா அவர் உன் தேவன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார் ரெண்டாவது கர்த்தர் என்ன கேட்டார் அவர் நான் அவருடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய பிள்ளைன்னு ஊழியக்காரங்கன்னு ஐ மீன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்பா I am your son I am your daughter let others see நல்ல லூயா நம்ம நம்பாதவங்களும் பார்க்கட்டும் மலையில் தான் ப்ரூவ் பண்ணார் ஆண்டவர் எல்லா வாயும் சொல்லிச்சு கத்தரே தேவன் நல்ல எல்லா வாயும் சொல்லிச்சு சொல்லிச்சா இல்லையாங்க எல்லாரும் சொல்ல வச்சாங்களா யாரும் சொல்ல வைக்கல நடந்துச்சு பதில் கொடுத்தாரு ஒரே அக்னி தான் இறங்குச்சு மலையில் எல்லா வாயும் சொல்லிச்சு கத்தரே தேவன் கத்தரே தேவன் கத்தரே தேவன் மூணாவது கேள்வி அவர் சொல்லி நீங்கள் செய்கிறீங்கன்றது எப்படி தெரியுமா compare you will make you victorious you will make your hand prosper ஆமின்னு சொல்லுங்களேன் எப்படி ப்ரூவ் ஆகும் நான் அவருடைய பிள்ளையும் இல்லைன்ற வித்தியாசம் எப்படி தெரியுமா காம்பாரு நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார் ஹலலூயா ஒன்றுமே இல்லாததை வெற்றியாக மாற்றுவார் ஹலலூயா மற்றவங்களால் லாஜிக்கலாக புரிந்து கொள்ள முடியாதது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றி கத்தர் பதில் can we all stand our feet லூ If God be for us, who can be against us? me it again. I am safe, I am loved, I am healed. I kana muri. I am safe, I am loved. One more time we say, I am safe, I am loved, I am healed. Oh, I am safe, I am loved. Solalama, you've got me. God is with me, whom shall I fear? If no one knows me, still his heart adores me. I am safe, I am loved, I am He. I am safe, I am loved, I am. Oh, sing it with me. இன்னொரு முறை கூட சொல்லலாம் I am safe I am safe I am love oh one more time I am safe I am love I am அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் இன்றைக்கும் கூட கத்தாவை நீர் பேசின வார்த்தைகள் அப்பா அந்த அந்த உன்னத அனுபவத்தை தாங்கப்பா ஆண்டவரே அந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் ஆண்டவரே அந்த மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும்ப்பா அது எங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மலை இருக்கும் அது தேவ பிரசனத்தின் மலை mountain is nothing but the presence of God hallelujah மலையின் அனுபவம் தேவ பிரசனத்தின் அனுபவம் அலலூயா மலையின் அனுபவம் என்பது தேவ பிரசனத்தின் அனுபவம் ஆண்டவர் பிரசனத்தில் சொன்னார் அலலூயா இந்த மலையில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆமின்னு சொல்லுங்க அலலூயா அந்த நம்பிக்கையோடு நீங்கள் போகணும் இந்த மலையில் when there is a presence there is provision also ஆமீன் இந்த மலையில் பிரசன்ஸ் மாத்திரமல்ல this presence will provide everything அதனால தான் ஆபரகம் பேர் வைக்கிறார் மலையில் மலையில் ஒரு பேர் வைக்கிறார் அல்லது மோரியா மலைக்கு ஒரு பேர் வைக்கிறார் ஆமீன் ஒரு பலிபீடத்தை கட்டி எகோவாயிரே பர்வத எங்க பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்தில் ஆமீன் சொல்லுங்க பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் நீங்க எத்தனை பேர் நம்பிக்கையோட போக போறீங்க மலையில எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆமீன் அலையிலூயா பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்தில் எகோவாயிராய் கத்தர் வெளிப்படுவாராக ஆமீன் you will not only prove not will not only challenge others provide will provide in the mountain hallelujah கத்தர் மலைகளில் hallelujah ப்ரொவிஷனையும் கொடுப்பார் உங்களுக்கு ஆமே ஒரு ஒரு அஷூரன்ஸ் வரட்டும் ஈஸ் மை ஜெகவா ஜாயர் பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அன்பின் பரலோக பிதாவே சர்வ உள்ளவரே நன்றியோடு உமை துதிக்கும் நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் நீ பேசினவங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் எங்களுக்கும் ஒரு மலையின் அனுபவம் அந்த மலையில் நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை அனுப்புங்க உங்கள் பிரசனத்தால் நிரப்புங்க இந்த கிருபைனால் ஆண்டவரே நீங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா உங்கள் கிருபை எங்கள் குடும்பங்கள் எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் இது ஒரு புதிய வாரத்திற்காக நன்றி சொல்கிறோம் thank you for this new week we start this week in the name of the Lord Lord, we submit all our plans our travels, the things we do the people we meet this week even in every phone conversation, and an in person conversation, Father God. You be with us, you direct our paths. Lord, have your way and bless this week, Father. Let this week be a blessed week, a peaceful week, a productive week, a week to glorify your name. Thank you Jesus ஆண்டவரே இந்த வாரம் நன்மையான வாரமாக இருக்கட்டும் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக இருக்கட்டும் ஆண்டவர் ஆண்டவர் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க பலவீனமாக வீடுகளில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜாம் பண்ணுறோம் ஆண்டவரே ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவரை சுகப்படுத்துங்க ஆண்டவரே சுகப்படுத்துங்க தேவனுடைய சுகத்தின் வல்லமை ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ இப்பொழுதே அந்த தழும்புள்ளக்கார அவங்க மீது அமரணும் ஒரு அற்புத சுகத்தை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நீர் சுகப்படுத்துவீரா சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோ என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோ கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வருவார் ஆமாம் என்னுடைய கத்தராகிய கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எல்லாம் ஒரு ஆமீன் சொல்வீங்களா ஆமே நல்லலூயா கத்த நல்லவர் may God bless you all ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து வாழ்த்தி சொல்லுங்கள் தெரிஞ்சவங்ககிட்டயே போய் பேசாதீங்க ஆனால் அடுத்த இடத்துக்கு டீ அங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூமில் இருக்குது மேக் uh, வெளியே வெளியே வெளியே ஒரு கேக் கட்டிங் இருக்குது யாரும் கார் பார்க் செல்லும்படியாக நான் கேட்குறேன் make sure speak to new persons every week